பாய் பாய் பாய் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் பத்தமட பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு கோரப்பாய் இதெல்லாம் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லா வித பாயும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நரம்பு பாய் நூல் பாய் சாதா பாய் கட்டம்பாய் பூ கலர் ரெட்டை கோரப்பாய் பட்டுப்பாய் எல்லா வித பாயும் விற்பனை செஞ்சுட்டு இருக்கங்க நம்மளோட விற்பனையில் எல்லா வித பாயும் நம்ம விற்பனையில் இருக்குது எல்லாமே தரமான பாய்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க வாங்க வந்து பாருங்க பத்தமட பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு கோரப்பாய் எல்லாமே விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் நரம்பு பாய் நூல் பாய் சாதா பாய் கட்டம்பாய் பூக்கலர் ரெட்டக்கோரப்பாய் பட்டுப்பாய் எல்லாவித பாயும் நம்ம விற்பனையில் இருக்குது வாங்க சார் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு தேவையான பாய்களை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லாமே தரமான பாய்கள் இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் ஒரு பாய் வாங்க நினைச்சீங்கன்னா நாலு பாய் வாங்கிட்டு போவீங்க அருமையான பாய்கள் இதோ எல்லா டிசைன்லையும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் நரம்பு பாய்கள் நூல் பாய்கள் சாதா பாய் கட்டம்பாய் பூக்கலர் ரெட்டக்கோரப்பாய் பட்டுப்பாய் இது மாதிரி எல்லாவித பாய்களும் நம்ம விற்பனைகளை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பத்தமடப்பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு கோரப்பாய் எல்லாவித பாய்களும் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்க சார் வாங்க வந்து பாருங்கள் உங்களுக்கு பிடிச்ச பாய்களை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க ஒன்று வாங்க நினச்சிங்கன்னா நாலு பாய் வாங்குவீங்க தரமே தாரக மந்திரம் எல்லாமே குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே அருமையான பாய்கள் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் பத்தமட பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு பாய் இது மாதிரி எல்லாவித பாய்களும் நம்ம விற்பனைகளை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க எல்லாமே அருமையான பாய்கள் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் நரம்பு பாய் நூல் பாய் சாதா பாய் கட்டம்பாய் பூ கலர் ரெட்டை கோரப்பாய் பட்டுப்பாய் இது மாதிரி பாய்களில் இருக்கக்கூடிய எல்லா வெரைட்டி பாயும் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் வாங்கக்கா வாங்க குறைஞ்ச லாபம் அதிக விற்பனை அதுவே எங்களோட தாரக மந்திரம் எல்லாமே தரமான பாய்கள் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் உங்க வீட்டுக்கு தேவையான பாய்களை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க மொத்தமாகவும் வாங்கிக்கலாம் ஒரு பாய் ரெண்டு பாய் எப்படி வேணாலும் வாங்கிக்கலாம் வாங்க அக்கா வாங்க வாங்க வந்து பாருங்க பாய் பாய் பாய் பாய் பாய் பத்தமடப்பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு கோரப்பாய் நரம்பு பாய் நூல் பாய் சாதா பாய் கட்டம்பாய் பூக்கலர் ரெட்டக்கோரப்பாய் பட்டுப்பாய் இது மாதிரி எல்லாவித பாய்களும் இதோ விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் பாய் பாய் பாய் பாய்ங்க பாய் பாய் சார் வாங்க வந்து பாருங்க அருமையான பாய்கள் எல்லாமே தரமான பாய்கள் இதோ விற்பனை செஞ்சிட்டு இருக்கோம் பாய் பாய் பாய் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய அருமையான பாய்கள் நல்ல தரமான பாய்கள் இதோ விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் எல்லாமே தரமான பாய்கள் ரொம்ப நாளைக்கு உழைக்கக்கூடிய பாய்கள் எல்லா வெரைட்டி பாய்களும் இதோ நம்ம விற்பனையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் பத்தமட பாய் வந்தவாசி பாய் கயத்தாறு கோரப்பாய் நரம்பு பாய் நூல் பாய் சாதா பாய் கட்டம்பாய் பூக்கலர் கோரப்பாய் பட்டுப்பாய் இது மாதிரி எல்லாவித வெரைட்டிகளும் இதோ நம்ம விற்பனைகளை விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் உங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லாமே தரமான பாய்கள் குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுட்டு இருக்கோம் அருமையான ரகங்கள் எல்லாவித பாய் ரகங்களும் இதோ விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் சார் வாங்க இதோ நம்ம விற்பனையில் எல்லாவித பாய்களும் இருக்குது உங்களுக்கு தேவையானதை வந்து பார்த்து பார்த்து வாங்கிட்டு போங்க எல்லாமே குறைஞ்ச விலையில் விற்பனை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் தரமான பாய்கள் பாய் பாய் பாய்